காகித நாய் வணக்கம் குழந்தைகளே நாய்க்குட்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே இப்போ நாம் சூப்பராக ஒரு நாய்க்குட்டி பொம்மையை பேப்பரில் செய்ய போகிறோம் நீங்களும் ரெடியா இதை செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் பனிரெண்டு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ பேப்பர் வண்ண பேனா இந்த சதுர வடிவ பேப்பரை எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி மூளை விட்ட பகுதியில் மடிப்பு வர்ற மாதிரி மடிக்கணும் இது போல ஒரு பெரிய முக்கோணம் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை மறுபடியும் இது போல மடக்கி நடுப்பகுதியை சற்று அழுத்தி விட்டுக்கணும் இப்போ இதை பிரித்து இரு முனை பகுதிகளையும் நடுக்கோட்டிலிருந்து இது போல மேல் நோக்கி மடக்கணும் இப்போ இதை திருப்பி அடிப்பகுதியில் சிறிய முக்கோணமாக மடக்கிக்கலாம் இதே போல மேலையும் மடக்கிக்கலாமா இத மறுபடியும் திருப்பி பார்க்கலாமா வாவ் பாருங்க நாய்க்குட்டி முகம் இதுல கண்கள் மூக்கு வாய் பகுதிகளை இந்த மாதிரி வரைஞ்சுக்கலாம் பாருங்களே நிஜ நாய்க்குட்டி போலவே இருக்கு இதன் பின்பகுதி இப்படித்தான் இருக்கும் இதே போல நிறைய செய்தும் நாம விளையாடலாம் குழந்தைகளுக்கு இது மிகவும் பிடிக்கும் இது செய்யறது ரொம்ப ஈஸி தானே நீங்களும் செய்து விளையாடுங்க இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாம் வளர்த்து கொள்ள முடியும்